கருப்புடா கொம்பு வச்சு கொம்பு வச்சு மான் வச்சிருக்கேன் ரெண்டு தான் ரெண்டு தான் சார் நாங்க போய் லவ் லவ் பாக்ஸ் லவ் रोक जल्दी आ जाओ போகக்கூடாது ஃபைன் போட்டுருவாங்க அதுல போகக்கூடாதுப்பா தலையை பத்தியா இல்லையா தலை எங்க இருக்கு சொல்லுங்க இருக்கா ரெண்டு பாம்பு இருக்கு ஆனா இந்த கோழிக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்திப்பா போட்டாங்க என்ன பண்ணும் அது இதா அவருது பாருங்க பானைக்குள்ள போய் பாருங்க அவருது பாருங்க நினைச்சா நவருது நவுல் பாரு உடம்பா நவருது பாரு ஆகுமா என்ன பறிக்கு பறிக்கு பின்னாடி வாழி அடிச்சா செத்து போயிட்டு வந்தானே ஐயோ இது தலையா காணோம் நவுரா எல்லோ கலர் கோல்டன் கலர் இந்த தரங்க மஞ்சள் கலர்ல இருக்கு இந்த பக்கத்துல